அட்மிஷன் போட்டுப்போம் ஏய் யூ நல்லா உங்க காரிக் பேச ஏய் ஏய் யூ ஏய் ஏய் போதுங்க அண்ணன் ஏய் ஊன்னு கத்தத்தை பார்த்தா பெரிய பாடகனா இருப்ப போல இருக்கு ஒரு பாட்டு பாடாம் அழகு ஆ அது இவளது ஸ்டைல அவதா பூவின் வானாடா அழகுக்கு அவதா தாய்டாடா கண்ணே போதும் கண்ணே நீ பெரிய பாடகராக வருவ உன்னை கல்ச்சுரல்ஸில் கண்டிப்பாக பாட வைக்கிறேன் நெக்ஸ்ட்டு நான் பாண்டு வந்திருக்கேன் நானும் எங்கள் கெஸ்ட் லெக்சர் தான் நெக்ஸ்ட் சூர்யா வாப்பா எல்லாருக்கும் வணக்கம் நமக்கு சூர்யா பேசுறேன் உங்க அப்பா சொன்னதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் நீ என்ன சொல்ல வர சொல்லு அஞ்சு தம்பி முதல்ல பேக இறக்கி கீழே வைக்க ரொம்ப நேரமா மாட்டிக்கிட்டு இருக்கேன் மைக்கே சரியில்லை எல்லாம் சதி ஐயாயிரம் ரூபாய் இருந்தா காய்கறி கடை வைப்ப ஐம்பதாயிரம் ரூபாய் இருந்தா மளிகை கடை வைப்பேன் அஞ்சு லட்ச ரூபாய் இருந்தா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைப்பேன் தம்பி முதல்ல பேகை இறக்கி கீழே வை தம்பி எடவ எடைய கலாய்க்கிறியா நான் யார் தெரியுமா சிங்கவ சிங்கத்தை போட்டோல பாத்துருப்ப டிவில பாத்துருப்ப ஏன் கூட்ல கூட பாத்துருப்பேன் அது வேட்டையாடி பாத்திருக்கியா ஓகி அடிச்சா உடனே வெயிட்ரா பாக்குறியா உன்னை தனியா இண்டோர் ஸ்டேடியத்துல பாத்துக்கிறேன் நீ வா தனியா ஓகே பேர் கணேஷ் உங்களுக்கு எல்லாமே தெரியுமே ஜெசி ஜெசின்னு ஒரு பொண்ணு என்கிட்ட தான் சரி இப்ப கிளாஸ் அமரேந்திர பாகுபலி ஆகிய நான் என் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் காப்பேன் என்று சிவகாமி தேவியின் சாட்சியாக சரி இவங்க கிளாஸ் இருந்தா ஒன்றும் பண்ண மாட்டாங்க கொஞ்சம் கூட்டு போவோம் தம்பி ஃபர்ஸ்ட் எல்லாம் கை தூக்குங்க என்ன பருமா அவ ஒண்ணு பாத்துருக்கலாம்ல ஏன் அவனை பாத்துருக்கலாம்ல அவன் என்ன மட்டும் பாக்குறா எதுவும் இல்லாமல அதுக்கு ஏன்டா அழுவுற என்னமோ போங்க உங்க கிட்ட கட்டி கட்டி எனக்கு பசி தாண்டா எடுக்குது தட்டு எடுத்து லைன்ல வந்து தப்பு தப்பு தப்பு தப்பு தப்பு அதெல்லாம் நீ சொல்ல கூடாது கோட்டடி முத்துப்பாட்டி கோட்டடி பாண்டி வந்து குத்துறாராமா டேய் இவன் தொல்லத்து வேற தாங்க முடியலடா யாரா இவனுக்கு மெஸ் லீட்ரு முதல்ல மெஸ் லீடரை கூப்பிடுங்கடா என் தத்தத்தின் தத்தமான உதந்து பிறப்புக்குதே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்களை பார்த்து எவ்வளோ நாளாச்சு ஐயோ ஏன்பா மெஸ் லீட்ரு இவ்வளோ ஃபுட்டு வேஸ்ட் பண்ணிடுறாங்க பார்த்தீங்களா ஐயோ இந்த ஏழை விவசாயிகள் விளை வச்ச நெல்லை இப்படி வீண் பண்ணுறீங்களே இதை பார்க்கும்போது என் மனசு கொதிக்குது ஆ பார்த்தீங்களா மெஸ் லீட்ருனா இவர் தயா மெஸ் லீட்ரு தம்பி நான் மெஸ்ஸுக்கு மட்டும் லீதர்ப்பா தமிழ்நாட்டுக்கே நானா லீதர் ஆ சரி ஒரு வழியாக ட்ரைனிங்கை முடிச்சாச்சு இப்போ கல்ச்சுரல்ஸ் ப்ரோக்ராமுக்கு சீஃப் கெஸ்ட்டாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்திருக்காரு அவரை கூப்பிடுவோமா சார் வாங்க சார் நம்ம பசங்களுக்கு நாலு வார்த்தை நல்லதாக சொல்லுங்க சார் ஆ லல்லு லல்லு லல்லு லல்லு லல்லு ஆ லல்லு லல்லு லல்லு லல்லு லல்லுல்லா இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கும் பெரியோர்கள் தாய்மார்கள் என்னை வாழ வைக்கும் தெய்வங்களாக தமிழ் மக்கள் சொன்னாங்க இந்த மாதிரி ஃபங்க்ஷன் இருக்குது நீங்கள் வரணும் சொல்லி அப்படி சொல்லி சொன்னாங்க சொன்னேன் உடம்பு சரியில்லை நான் வரல அப்படி சொல்லி சொன்னேன் அப்புறம் யோசிச்சு பார்த்தேன் அரசு ஊழியர் இல்லை அப்படின்னு சொன்னா இந்த அரசு இல்லை ஆ அரசு ஊழியர்கள் தான் அரசு இந்த அரசு இல்லை அப்படி சொன்னா அரசு ஊழியர் இல்லை ஆ அதோடு மட்டும் இல்லை இந்த சிஸ்டமை மாற்றணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அரசு ஊழலால் உங்களால் மட்டும்தான் முடியும் ஆ எச்சச்ச எச்சச்ச கச்சச்ச கச்சச்சா இறுதியா எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அது அண்ணாமலையாரை வேண்டி விடை பெறேன் நன்றி ஆ சார் ரொம்ப நன்றி சார் இப்போ நம்ம முன்னாள் சீஃப் மினிஸ்டர் கலைஞர் வந்திருக்காரு அவரை கூப்பிட்டோம் வாங்க சார் அன்பை மூன்றெடுத்து அறிவை மூன்றெடுத்து இந்த அன்பினாலும் அறிவுளாலும் அனுமை பெற்ற மக்களால் அமைகின்ற அரசு மூன்றெழுத்து இந்த அரசு காக்கின்ற மக்களின் நலன் மூன்றெழுத்து இந்த மக்களின் நலனுக்கு அச்சாரமாக விளங்கும் அரசு ஊழியர்கள் வாழ்வில் வளம் என்ற மூன்றெழுத்தை பெற வாழ்த்துக்கிறேன் நன்றி சார் இப்போ நம்ம கரண்ட் சீஃப் மினிஸ்டரையும் கூப்பிட்டுருவோம் ஐயா தளபதி சார் வாங்க சார் உலகவர் ஓவியப உற்சாக காவியப ஓடை நறுமலர உடைவல் பொது நலப அன்பே அழக அமுதே உயிரே இன்பவே மரகத மணியே மாணிக்க சுடர பண்பத விளக்க ஆஹா கழக ஆட்சியில் ஆஹா அரசு ஊழியர்களாக நீங்கள் அனைவரும் என் மனசில் இப்படி தான் இருக்கீங்க நம்ம ஆட்சியில் நம்ம கழக திராவிட மாடல் ஆட்சியில் அரசு வேறு இல்லை அரசு ஊழியர் வேறு இல்லை அரசு தான் அரசு ஊழியர்கள் அரசு ஊழியர்கள் தான் அரசு ஆ ஆஹா வாய் புளித்ததா வாகாய் புளித்ததா பேசவில்லை இந்த ஸ்டாலின் ஆஹா நிதி நிலைமை சரியான உடனே உங்களுக்கு சேர வேண்டிய ஈட்டி எடுப்பு ஓய்வூதியம் அகவலப்படி அனைத்து வழங்குற சொல்லி ஆஹா உங்களோட வேண்டுகோளுக்கு இடங்க நான் சொல்லி பேசி நிதியை அமைச்சர்கிட்ட பேசி உங்களுக்கு அகவலப்படி அனைத்து வழங்க ஏற்பாடு செய்ய வேண்டும் சொல்லி பென்ஷன் ஆ ஆஹா ஓய்வூதியம் என்பது எங்களுக்கு மட்டும்தான் கிடைக்குது உங்களுக்கு புக்கையோடு எனக்கு தெரியும் ஆஹா இது இல்லைல்லப்பா சரியில்லை கொஞ்சம் பொறுங்க ஒரு ஆறு மாதம் ஒரு வருடம் பொறுங்க எப்பி எலெக்ஷனுக்குள்ளே அனைத்தையும் வழங்குறேன் ஆ அடுத்தது எதிர்கட்சி ஆளாலும் நமக்கு எதிரி கட்சி அல்ல அம்மையாரே வாங்க பேசுங்க அம்மா நம்ம அம்மா வந்திருக்காங்க அம்மானா நம்ம அம்மா இல்லை புரட்சி தலைவி அம்மா அம்மா உங்கள் குரலை கேட்டே ரொம்ப நாள் ஆச்சுமா கொஞ்சம் நம்ம மக்கள்கிட்ட பேசிட்டு போங்கம்மா அண்ணா நாமம் வாழ்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாமம் வாழ்க மக்களால் நான் மக்களுக்காகவே நான் உங்களால் நான் உங்களுக்காகவே நான் ஆக அரசு ஊழியர்கள் ஆகிய நீங்கள் ஏழை எளிய மக்களுக்கு உங்களால் என்ற உதவியை நீங்கள் செய்திட வேண்டும் நீங்கள் செய்வீர்களா நீங்கள் செய்வீர்களா நீங்கள் அனைவரும் செய்வீர்களா நீங்கள் எனக்கு இது போன்று உறுதியளித்ததால் எனது சகோதரர் ஸ்டாலினிடம் சொல்லி உங்களுக்கு சேர வேண்டிய ஈட்டிய விடுப்பு ஓய்வூதியம் போன்றவற்றை வழங்க ஏற்பாடு செய்கிறேன் அதோடு நான் இந்த மண்ணுலகை விட்டு மறைந்தாலும் உங்கள் மனதிலே நீங்காத இடம் பெற்றிருப்பேன் இறுதியாக நமது ஐம்பத்தி நாலாவது அணி மாணவர்கள் அனைவரும் ஒழுக்கத்துடனும் கண்ணியத்துடனும் நடந்து கொண்டதால் நம்முடைய அரசு அலுவலர் அடிப்படை பயிற்சி நிலையத்தின் முதல்வரிடம் சொல்லி அனைவரையும் தேர்ச்சி பெற செய்ய ஏற்பாடு செய்கிறேன் அம்மா ரொம்ப நன்றிங்கம்மா நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் அண்ணா நாமும் வாழ்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாமும் வாழ்க மக்களால் நான் மக்களுக்காகவே நான் தம்பி மிமிக்ரி